ரொம்ப நாள் காத்திருந்த சிஎஸ்கே டிக்கெட்ஸ் பற்றி சிஎஸ்கே பேஜில் அஃபிஷியலாக போட்டிருக்காங்க அதில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் கவுண்டர்ஸில் அதாவது நாளையிலேருந்து டிக்கெட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும் ஸோ நீங்கள் வேணும்னா டிக்கெட்டை கவுண்டரில் போய் வாங்கிக்கலாம் இல்லைனா புக் மை ஷோ இல்லைனா சென்னை சூப்பர் கிங்ஸோட அஃபிஷியல் பேஜில் போய் டிக்கெட்ஸை வாங்கிக்கலாம் டிக்கெட்ஸோட ரேட்டை பார்த்தீங்கன்னா சிஎன்டி அப்பர் டயர் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இ ஹாஸ்பிட்டாலிட்டி பிளாக் வந்து ஃபைவ் ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் அதாவது அஞ்சாயிரம் ரூபா ஹெச் ஹாஸ்பிட்டாலிட்டி பிளாக்ஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதாவது ஆறாயிரத்தி ஐநூறுரூவா அண்ணா பெவிலியான் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதாவது நாலாயிரத்தி ஐநூறுரூவா பெவிலியான் டெரஸ் வந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூவா அதாவது சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதில் எங்கே இருக்குன்னா TNC box office entry MJ Gopalan gate Victoria hotel ரோட்டில் இருக்குது இதோட டேட்ஸ்லாம் போட்டிருக்காங்க இதில் என்ன டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ten four two thousand eighteen அதாவது சிஎஸ்கே கேகேஆர் சென்னையில் நடக்கிற ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு டிக்கெட்ஸ் செல்ற செல் பண்ணுற டேட் வந்து two four two thousand eighteen second match C CSK versus ஆறாவது அதாவது twenty eight four two thousand எயிட்டீனுக்கு வந்து twelve four two thousand eighteen ticket sell பண்ணுறாங்க CSK Mumbai Indians twenty eight four eighteen match அன்னைக்கு டிக்கெட்ஸ் வந்து twenty two thirty eight four two thousand eighteen Monday அது வந்து சிஎஸ்கே டி டெல்லி டேர்டபிள்ஸ் அதுக்கும் twenty two four twenty eighteen அப்புறம் five five two thousand eighteen வந்து சிஎஸ்கே வாஸ் ஆர்சிபி அதுக்கு வந்து one five two thousand eighteen அப்புறம் தேர்ட்டீன் ஃபைவ் டூ தௌசண்ட் எயிட்டீனுக்கும் twenty five two thousand eighteen CSK versus எஸ்ஆர்ஹெச்க்கும் சிஎஸ்கே வாஸ் கிங்ஸ் லெவன் பஞ்சாபுக்கும் மேட்ச் நடக்குது அதுக்கு வந்து six five two thousand eighteen ticket sell பண்ணுறாங்க ஸோ இதுதான் அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண டீட்டெயில்ஸ் uh, ப்ளஸ் கிரெடிட் கார்டும் டெபிட் கார்டும் அக்செப்ட் பண்ணுறாங்க டிக்கெட்ஸ் வந்து அவைலபிலிட்டி பார்த்து தான் சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு வேளை நீங்கள் டிக்கெட்ஸ் வெளியே வாங்குறீங்கன்னா அதுக்கு இவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அது உங்களோட ரிஸ்க்கில் தான் வாங்குறீங்களும் கீழே இதில் போட்டிருக்காங்க கவுண்டரில் இல்லை அஃபிஷியல் வெப்சைட்ஸில் போய் வாங்குங்க வெளியே யார்ட்டையும் வாங்கி ஏமாந்துடாதீங்க ஏன்னா வெளியே பிளாக்ல விற்பாங்க எக்ஸ்ட்ரா காசு போட்டு விற்பாங்க அதெல்லாம் ஏமாறாதீங்க தயவுசெய்து போய் அஃபிஷியல் பேஜில் வாங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ